உன்னை ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு ஏதாச்சும் காரணம் கேட்டால் சொல்ல தெரியல ஆனால் உன்னை பிடிச்ச அளவுக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே பிடிக்கல எப்போவுமே நான் சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாமல் என் மனசில் இருக்க ஒரே விஷயம் நான் உன்னை முதல் முதல் பார்த்த அந்த பார்வை அடுத்த ஜென்மத்திலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்